ஹாய் நான் தான் கௌதம் எங்கள் சிறுகள் ஸ்கூல் எனக்குன்னு ஒரு கேங் எனக்குன்னு பண்ணான ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் லைஃப் ஒரு சைடு சந்தோஷமாக போயிட்டு இருந்தது கௌதம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை தான் இருந்தாலும் இன்னொரு சைடு பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு பட் அந்த பிரச்சனைலாம் மறக்கடிக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆனப்பமே புது பசங்களோட பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன பேசியும் பார்த்தோம் பார்த்தோம் உன்னை என்ன எனக்கு தெரியாது மாதிரி தெரியல இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையுமே ஒரு பொண்ணு வந்தா ரொம்ப இன்னசென்ட்டாக சைலண்ட்டாக நந்தினி அவளை பார்க்கும்போது மட்டும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கேங்காக பிரிஞ்சிருந்த எங்களை அலுமினியம் வீட்டப்போ ஒன்றா ஒர்க் பண்ண வச்சார் என்ன தான் நாங்கள் ஒரே கிளாஸ் இருந்தாலும் எனக்கு எங்கள் கேங் தான் பெருசு அப்போ தான் கலைக்கு ஒரு பிரச்சனை வந்தது கலை வேறு கேங் தான் ஆனால் அவன் எங்கள் கிளாஸ் எங்கள் ஸ்கூல் கலைக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் வந்து நிற்பேன் இந்த மாதிரி பல பிரச்சனையை தாண்டி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ரெண்டு கேங்கும் ஒன்றாகி ஒரு வழியாக லெவன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் வாங்க இப்போ டுவெல்த்துக்கு போகலாம்